வணக்கம் இப்போ நாம் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்கே நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு seventeen thousand six hundred and forty ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து செல்லிங் ட்ரெண்ட் செல் காலில் வந்து முடிஞ்சிருக்கனால கேண்டில்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு ரெட் கலரில் வந்திருக்கு ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னே நமக்கு கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும் செல்லிங் ட்ரெண்ட்னா red colour so already selling trend இருக்கனால ஸோ நெக்ஸ்ட் ஆப்வியஸாக பையிங் ட்ரெண்ட் தான் அதனால தான் இப்போ நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு பை கால் வந்துருச்சு buy at seventeen thousand six fifty point eighty அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம நிஃப்டியை seventeen thousand six fifty point எயிட்டியில் பை பண்ணலாம் சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் அதாவது seventeen thousand six ninety four point ninety so seventeen thousand six ninety five வருதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் கேண்டில் கலரோட பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் க்ரீன் கலரில் இருக்கும் செல்லிங் ட்ரெண்ட் வரும்போது கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் அடுத்து கால்ஸும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty five minute chart five minute சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இப்போ நைன் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் சார்ட்டில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேலேருந்தே பையிங் ட்ரெண்ட் பை கால் வந்து போய்கிட்டு இருக்கு அதனால் நமக்கு வந்து ஃபைவ் மினிட் சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து பை கால் வந்து ஜெனரேட் ஆகுது அதனால் ஃபைவ் மினிட் சார்ட் ஷோ பண்ணுறோம் ஸோ ஒன் மினிட் சார்ட்டில் ஆல்ரெடி பையிங் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் பை கால் வந்து thirty seven thousand three hundred and fifty three point டுவெண்ட்டியில் வந்து பையன்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து thirty seven thousand four forty six sixty second target thirty seven thousand five forty கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இப்போதைக்கு நமக்கு நிஃப்டியில் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல பை கால் வந்திருக்கு பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த ரெண்டு கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்துருச்சு மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஆக்சுவலி நல்ல ஸ்பீடாக இருக்குது நிஃப்டியை விட ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு thirty seven thousand four sixty range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் மோடில் ஏறிட்டே தான் ரைசிங்லேயே தான் வந்து இருக்குது ஸோ நமக்கு நிஃப்டியில் ஃபஸ்ட்டு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்தாலும் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டோட பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக இருக்குது மூவ்மெண்ட் நல்லா இருக்குன்றனால நமக்கு குயிக்காக பார்த்திங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் கூட இல்லை சிக்ஸ் மினிட்ஸில் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நீ பேங்க் நிஃப்டியில் கிடச்ச காலம் அச்சீவ் ஆயிடுச்சு ஸோ அடுத்து வந்து ஆப்ஷனும் பார்க்கலாம் அடுத்து நிஃப்டியும் வந்து பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option so இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன் தான் அது thirty six thousand five hundred call option வந்து பார்க்குறோம் எயிட் ஹண்ட்ரடில் பையின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்போ அது பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இது நல்ல டீப்பான இந்த மணி ஆப்ஷன்றனால உங்களுக்கு மோர் தென் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஷோ பண்ணுது ஸோ டென் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டியில் பை கால் ஜென்ரேட் ஆனது வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு நீங்கள் டேரெக்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணி உங்களால் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து நைன் ஃபிஃப்டி எயிட் ஆகுது நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல நைன் சிக்ஸ்டீனுக்கு வந்து கால் ஜென்ரேட் ஆயிருந்துச்சு ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியில் வந்த கால் வந்து செவன்டீன் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ்டீனுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு அப்போலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது நைன் தேர்ட்டி ஃபைவ்க்கு டார்கெட் கிட்ட வந்தாலும் அந்த ஒரு இன்னும் ஒரு டென் பாயிண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுச்சு அந்த டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே டைம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிச்சு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ஆனால் நமக்கு டார்கெட் கிட்டக்க வந்துட்டு பிரேக் அவுட் வந்து பண்ண முடியாமல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை வந்து மேலே ரைஸ் ஆக விடாமல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு செவன்டீன் செவன் ஹண்ட்ரட் பிரேக் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஏறிட்டே தான் இருக்கும் ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங் கேப் இருந்தே கொஞ்சம் கூட டவுன் சைடு வராமல் தொடர்ந்து பையிங் மோடில் பையிங் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ